சதுர்விம்ச பாட்டக டுவெண்ட்டி ஃபோர்த் லெசன் சுபாஷிதானி சுபாஷிதானினாலே குட் சேயிங்ஸ் அர்த்தம் சரியா பாஷிதம் பாஷணம் அப்படின்னாலே ஸ்பீச் சுபாஷிதம் அப்படின்னா சுஷ்டு பாஷிதம் நன்னாக நன்றாக பேசப்பட்டதுன்னு அர்த்தம் இட்ஸ் குட் சேயிங்ஸ் சரியா ஆ படிங்கோ அன்னதாத்தா பய பயத்ராத்தா வித்யாதாத்தா ததைவ ச ததைவ அந்த ததைவ மாத்திக்கவே இல்ல ததைவ ததைவ ச జనిత చ ఉపనేత ఉపనేత చ పంచైతే పితరహ స్మృతాహ சோ அன்னதாதா அன்னம்னா சாப்பாடு அன்னதாதா அப்படிங்கறது யாரு சாப்பாடு கொடுக்கறாளோ பயத்ராதா யாரு பய பயாத்து யாரு வந்து காப்பாத்துறாளோ பயாத்து திராத்தான்னு அர்த்தம் பயத்திலிருந்து காப்பாத்துபவர் வித்யாதாதா வித்யை கொடுப்பவர் அத டீச்சர்னு வச்சுக்கோங்க ததைவச்ச அவ்வாறாகவே ஜனிதா யாரு வந்து நிஜமா யாருக்கு பிறந்தோமோ அப்பா ச உபநேதாச்ச நமக்கு வந்து உபநயனம் பண்றவர் ஆர் நம்மள வந்து கூட கைடு பண்றவர் சரியா ச பஞ்ச ஏதே இந்த அஞ்சு பேரும் பஞ்ச பிளஸ் ஏதே பஞ்சைதே விருத்தியில இருக்க பிதரஹ ஸ்மிருதாகா இவ அஞ்சு பேரும் யாருக்கு சமானம் அப்படின்னா they are considered as their remembered as equal to father பிதரஹா சரியா யாராரு அன்னதாத்தா ஒண்ணு பயத்ராத்தா ரெண்டு வித்யாதாதா மூணு ஜனிதா நாலு உபநேதா அஞ்சு இந்த அஞ்சு பேரும் பித்தராக ஸ்மிருதாக சரியா இருக்கா அடுத்தது படிங்க சத்தியம் மாதா பிதா ஜானம் தர்மோ பிராத்தா தயா சகா சாந்தி பத்னி க்ஷமா புத்திரக ஷடேதே மம பாந்தவாக சத்தியம் மாதா சோ வந்து மம பாந்தா ஷட்டு ஏதே மம பாந்தவாகா இதான் மெயின் சென்டென்ஸ் ஷட்டு பிளஸ் ஏதே ஷடேதே இந்த டகாரம் வந்து இந்த சீட்டா இருக்கு பாருங்க அந்த சீட்டா வந்து இங்க டகாரம் ஆயிடுத்து சந்தில ஷட்டு பிளஸ் ஏதே ஷடேதே ஷட்டுன்னா என்னது சிக்ஸ் சிக்ஸ் இந்த ஏதே ஷட்டு இந்த ஏதே ஷட் இந்த ஆறு பேரும் மம பாந்தவாகா என்னுடைய பந்துக்கள் பாந்தவாகனா relatives these six are my relatives யார் யாரு ஜென்ரலி உலகத்துல ரிலேட்டிவ்ஸ் யாரு மாதா அம்மா பிதா அப்பா அதுக்கப்புறம் பிராதாங்கிறது பிரதர் சகாங்கிறது ஃப்ரெண்டு பத்னிங்கிறது ஒய்ஃபு புத்திரங்கிறது சன் புள்ள இந்த ஆறு பேர் தான் நமக்கு பாந்தவா ஆனா எனக்கு யாரு பாந்தவா அப்படின்னா சத்தியம் மாதா மாதா சத்தியம் போல சத்தியம் அப்படிங்கிற ஒரு அம்மா சரியா சத்தியம்னு இருக்கிற சத்தியம் தான் எனக்கு அம்மா ஞானம் தான் எனக்கு அப்பா சத்தியம்ங்கிறது உண்மை ஸ்பீக்கிங் த ட்ரூத் அப்படிங்கிறது எனக்கு அம்மா மாதிரி அம்மா ஞானம்ங்கிறது அப்பா ஞானம்ங்கிறது எனக்கு அப்பா மாதிரி பிராதா எது தர்மம் அப்படின்னா நல்ல வழியில போறது அப்படிங்கிறது எனக்கு ஒரு பிரதர் மாதிரி தயா மத்தவா கிட்ட ஒரு தயை ஸ்வபாவம் ஒரு கம்பாஷனேட்டோட இருக்கிறது அப்படிங்கறதுதான் எனக்கு ஃப்ரெண்டு சாந்தி பீஸ்ஃபுல் அந்த ஒரு ஒரு சமப்பிரதானமாக ஒரு ஒரு செரீனா எப்பவுமே காமா இருக்கிறதுங்கிறது எனக்கு பத்தினி போல அப்புறம் க்ஷமா புத்திரஹா அந்த மன்னிப்பு அப்படிங்கிறது எனக்கு ஒரு புத்திரன் போல சோ இந்த சத்தியம் ஞானம் தர்மோ தர்மஹா தயா சாந்தி க்ஷமா இது ஆறும் எனக்கு மாந்தவர்கள் எனக்கு பந்துக்கள் போல சரியா ஓகேவா அதுக்கப்புறம் இதுல வந்து ரொம்ப அண்மையம் ஒன்னும் கஷ்டம் இல்ல எதுல கஷ்டமோ அதுல சொல்றேன் அதை மார்க் பண்ணிக்கோங்க அடுத்தது வந்து ராஜலட்சுமி மேடம் படிங்க ஜாலயேத் பஞ்ச வருஷாணி தச வருஷாணி தாடயேத் பிராப்தேது ஷோடசே வருஷே புத்திரம் மித்ரவதாச்சரேத் உம் மித்ரவது ஆச்சரேத் சரியா லாலையேத் பஞ்ச வருஷாணி அதாவது இந்த ஸ்லோகார்த்தம் என்ன அப்படின்னா ஒரு குழந்தை பிறந்த உடனே அஞ்சு வருஷம் கொஞ்சுங்க நன்னா சரியா give the utmost care and love தச வருஷானி தாடையேது அதுக்கப்புறம் என்ன அஞ்சுல இருந்து பத்து பத்து வருஷம் பதினஞ்சு வயசு வரைக்கும் என்ன அப்படின்னா நன்னா போட்டு அடி அப்படின்னா you should bring the child to discipline சரியா பிராப்தே தூ ஷோடசே வருஷே ஷோடசே வருஷே பிராப்தே சத்தின்னு அர்த்தம் சிக்ஸ்டீன்த் வருஷம் பதினாறு வயசு ஆனதுக்கு அப்புறம் புத்திரம் புத்திரனை மித்திரவத்து ஆச்சரியது உன் ஃப்ரெண்டு போல கன்சிடர் பண்ணிக்கும் சோ என்னது அப்படின்னா பஞ்ச வருஷானி லாலயேத் அப்படிதான் உங்களுக்கு அண்மையம் பஞ்ச ஒன் டூ த்ரீ போட்டுக்கோங்க பஞ்ச வருஷானி லாலயேத் அது ஒரு ஒண்ணு அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா தச வருஷானி தாடையே பத்து வருஷம் அடிங்கோ அப்படின்னா லிட்டர்ல அடிக்கிறதுனா அடிக்கிறது இல்ல குழந்தை வந்து ஒரு டிசிப்ளினா வளர்க்கறது சரியா பிராப்தே தூ சோடசே வருஷே ஆனா பதினாறு வருஷம் பிராப்தே பிராப்தேனா அடைந்து விட்ட தருணத்தில் when they become uh, the 16th year when they complete the 16th year புத்திரம் உன் பிள்ளைய மித்ரவத்து ஃப்ரெண்டு போல ஆச்சரேத் கன்சிடர் பண்ணு சரியா கன்சிடர் பண்ண வேண்டும் விதிலிங்ல இருக்கு ஆச்சரேத் மித்ரவத்து ஆச்சரேத் அப்படின்னா மித்ரனை போலன்னு அர்த்தம் வத்துங்கிறது லைக்குங்கிற அர்த்தம் like a friend you should treat your son like a friend புரியுறதா அதுக்கப்புறம் அடுத்தது படிங்க विद्यामित्रं प्रवासेषु मातामित्रं गृहेषु च व्याधिः तौषधं मित्रं धर्मो मित्रं मृतस्य च ஆஹ் வித்யாமித்ரம் பிரஸ்- பிரவாசேஷு பிரவாசகன்னா டிராவல்னு அர்த்தம் ஜேர்னி நீ எங்கேயா வெளிநாடுக்கு போகும்போது உனக்கு ஃப்ரெண்ட் யாருன்னா வித்யா படிப்பு நீ கத்துண்ட கல்வி தான் உனக்கு ஹெல்ப் பண்ணும் மாதா மித்ரம் கிரகேஷு ச அம்மா தான் நமக்கு ஆத்துல ஃப்ரெண்டு வீட்டுல இருக்கும்பொழுது யாரு நமக்கு ஃப்ரெண்டுன்னா அம்மா ஏன்னா அம்மா தான் நம்மள எல்லாத்தையும் பாத்துக்கிறா வியாதிஹி தஸ்ய ஆஹ், ஔஷதம் மித்ரம் வியா சாரி வியாதிஸ்தா வியாதிஸ்தஸ்ய ஔஷதம் மித்ரம் வியாதினா டிசீஸ் வியாதிஸ்தஸ்திய அப்படின்னா யாருக்கு வியாதி இருக்கோ டிசீஸோட இருக்கிறவனுக்கு எது ஃப்ரெண்டுனா ஔஷதம் அங்க போய் வியாதியோட இருந்து நம்ம வெளி வெளியூருக்கு போனா ஒன்னும் பிரயோஜனம் இல்லை அப்ப நம்ம யாரோட ஃப்ரெண்டா இருக்கணும்னா மெடிசன்ஸோட ஃப்ரெண்டா இருக்கணும் தர்மஹா மித்ரம் மித்ர மிருதஸ்ய செத்து போனவனுக்கு யாரு வந்து மித்ரஹா அப்படி மித்ரம் அப்படின்னா தர்மஹா அப்படின்னா தான் பண்ண புண்ணிய பாப்ப விசேஷங்கள் தான் அவனுக்கு செத்து போனவனுக்கு ஏன்னா இகலோகத்துல ஒன்னும் பிரயோஜனம் இல்ல பரலோகத்துக்கு போனோம் அப்படின்னா நீ பண்ண புண்ணிய பாபம் பேஸ் பண்ணி தான் யூ வில் பி இது கோயிங் டு இந்த லோகா சரியா ஓகேவா அடுத்தது யார் முடிக்கிறேன் சசிகலா மேடம் படிங்கோ மனசியன் துவஜஸ்யன் தியத் கர்மண்ய கர்மணன்ய மனசியன்யத் மனசனி मनस्य अन्यत् आ, मनसन्य மனசி மனசி அந்யத் मनस्य वचसि- मनस्य अन्यत् मन्यस्य இல்ல. अन्यत् वचस्य अन्यत् இல்ல இல்ல வதசி. அண்டி அஹ் இல்ல சசிகா ஷாலினி மேம் அப்படி இல்ல மனசி அந்யத் வச்சசி அந்யத் கர்மணி அந்யத் துராத்மனா இது வந்து மனசி ஒரே நிமிஷம் இருங்க மனசி பிளஸ் அந்யத் மனஸ்யன்யத் என் தேஷ் என் சந்தில இருக்கு மனசி பிளஸ் அந்யத் ம். இது வந்து மனசி பிளஸ் அந்நியத்துன்னு வரும் இங்க மனசி மனசி வச்சசி அந்யத்து அதே மாதிரி மனசி மனசியன்யத் வச்சஸ்யன்யத்துன்னு படிக்கணும் பிரிச்சு படிக்கும் போது ஒரு நிமிஷம் பிளீஸ் மனசியன்யத்து கர்மண்யன்யத்து மனசி அந்நது மனதில் வேறொன்று வச்சசி வாக்கில் வேறொன்று கர்மணி ஆக்ஷன்ல வேற ஒண்ணு துராத்மனா கெட்டவாளுக்கு எப்படி அப்படின்னா அவ வந்து மனசுல ஒண்ணு நினைச்சுப்பா அவ வாய் வேற ஒண்ணு சொல்லும் அவ காரியம் வேற மாதிரி இருக்கும் மனசுல வந்து எல்லாத்தையும் கெட்டதை நினைச்சுனுட்டும் வாயில ரொம்ப இனிக்க இனிக்க பேசுவா சரியா ஆனா அண்ட அவ வந்து செய்யற காரியம் ரொம்ப நல்ல காரியம் மாதிரி தோணும் இதெல்லாம் துராத்மனா கெட்ட புத்தி உள்ளவாளுக்கு சரியா வச்சஸ் ஏகம் கர்மன் ஏகம் மகாத்மனா பட் மகாத்மாக்களுக்கு எப்படி அப்படின்னா அவ என்ன திங்க் பண்றாளோ அதேதான் தான் பேசுவா அதை என்ன பேசுறாளோ அதுபடி நடப்பா அவளுடைய மனசு வச்சசு கர்மா எல்லாம் சேம் சரியா ஏகம் மனசி பிளஸ் ஏகம் ஏகம் வச்சசி பிளஸ் ஏகம் ஏகம் கர்மணி பிளஸ் ஏகம் கர்மன் ஏகம் மகாத்மனா கிரேட் பீப்புள் அப்புறம் வித்யா விவிதா விவாதாய தனம் மதாய சக்தி பரேஷாம் பரிபீ பரிபீடனாய கலசிய சாதோ விபரீத விபரீதம் ஏதத் ஞானாய தானாய ச ரக்ஷனாய சோ இந்த ஸ்லோகம் கொஞ்சம் பார்த்து புரிஞ்சுக்கணும் இது வந்து கலசிய அப்படிங்கறத முதல்ல புரிஞ்சுக்கணும் கலஹானா கெட்டவன் கலசிய கெட்டவனுக்கு எப்படி அப்படின்னா வித்யா விவாதாய சோ க கலசிய ஒண்ணு அவனுக்கு வித்யாங்கிறது எப்படின்னா ரெண்டு வித்யா படிப்புங்கிறது எதுக்கு அப்படின்னா ஆர்கியூ பண்றதுக்கு மத்த ஆளை வந்து ஒரு ஒரு ஒரு டிபேட்லயோ ஒரு வாதத்திலயோ ஜெயிக்கணுங்கிறதுக்கோசரவே படிப்பான் கலன் கெட்டவன் அவன் பைசா எதுக்கு வச்சுட்டு இருக்கான் அப்படின்னா தனம் மதாய பைசா வெல்த் எதுக்கு அவனுக்கு அப்படின்னா மதாய திமிர அரகன்ச காமிக்கிறதுக்கு வெல்த் சரியா அப்புறம் சக்திகி அவனுடைய பவர் அவனுடைய ஸ்ட்ரென்த் அவன் எதுக்கு யூஸ் பண்ணிப்பான் பரேஷாம் பரிபீடனாய டு டார்ச்சர் அதர்ஸ் பரேஷாம்னா டார்ச்சர் டார்ச்சருக்கோசரம் யாரு கலசிய இதெல்லாம் கலனுக்கு ஆனா சாதோஹோ விபரீதம் ஏதது சாதுனா நல்லவர் நல்லவா சாதோஹோ சாதுக்களுக்கு பஞ்சமியிலனா சஷ்டி சாதுவினுடைய சாதுவிற்கு விபரீதம் ஏத்தது இட் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட் என்ன அப்படின்னா ஞானாய தானாய ச ரக்ஷனாய அது வந்து ஞானத்துக்கோசரம் தானத்துக்கோசரம் அண்ட் ரக்ஷணம் பண்றதுக்கோசரம் எது வித்யா ஞானாய தனம் தானாய சக்தி ரக்ஷனாய அவ எதுக்கு கத்துக்கிறா அப்படின்னா ஞானத்தை அடைவதற்கோசரம் படிக்கிறான் வித்யா கெயின் பண்ணிக்கிறான் மத்தவாளுக்கு தானம் பண்றதுக்கோசரம் தனத்தை வச்சுட்டு இருக்கான் அண்ட் ரக்ஷனாய ப்ரொடெக்ஷனுக்கோசரம் they use their strength or power ஆனா கலன் என்ன பண்றான் வித்யா விவாதாய தனம் மதாய சக்தி பரேஷாம் இது பார்த்து புரிஞ்சுக்கோங்க சரியா புரிஞ்சுதா அடுத்தது ஸ்வேதா மாத்ரா சமம் நாஸ்தி ஷரீர போஷணம் சமம் நாஸ்தி ஷரீர திருப்பி ஷரீர போஷணம்னு இருக்கு இது தப்பு ஷரீர சோஷணம்னு மாத்திக்கோங்க இந்த சங்கராஷா சரியா புக்ல தப்பா இருக்கு உம் இங்கேயும் தப்பா இருக்கு உம் ஆசனம் நாஸ்தி சரீர சோஷணம் பாரியாசனம் நாஸ்தி சரீர தோஷணம் வித்யாசனம் நாஸ்தி சரீர பூஷணம் மாத்ரா சமம் நாஸ்தி சரீர போஷணம் அம்மாக்கு சமம் இந்த சமம் சக சாக்கம் சார்த்தம் சமம் இது எல்லாமே கம்ஸ் வித் திருத்தியா விபக்தி சரியா அம்மாவுக்கு சமமாக நாஸ்தி சரீர போஷணம் சரீரத்தை வந்து போஷிக்கிறவா சரீரத்துக்கு நல்லா சாப்பாடு போட்டு நன்னா வளர்க்கிறவா அம்மாவுக்கு சமம் யாருமே கிடையாது சரியா மாத்ரா சமம் சரீர போஷணம் நாஸ்தி அம்மாவுக்கு சமமாக சரீரத்தை போஷிக்கிறவா யாரும் கிடையாது சிந்தா சமம் சரீர சோஷனம் நாஸ்தி சிந்தானா கவலை இங்க வந்து இங்க ஏன் திருத்தியா விபக்தி இல்லைன்னா இது சமாசத்துல இருக்கு சிந்தையா சமம்னு பிரிச்சு படிக்கணும் இங்க சமாசத்துல கொடுக்கல அவர் மாத்ரா சமம்னு திருத்தியா விபக்தியில இருக்கு சிந்தா சமம்ங்கிறது சமஸ்தபதமா இருக்கு காம்பவுண்ட் வேர்டா இருக்கு சோ சிந்தையா சமம் சிந்தாவிற்கு ஈக்குவலாக சரீர சோஷனம் சரீர சரீரத்தை அப்படியே வத்த வைக்கிறதுன்னு சொல்லுவா தெரியுமா அப்படியே நம்மளை வீக்காக்குறது எதுவும் கிடையாது சரியா கவலைப்பட்டு பட்டு பாரியாசமம் சரீர தோஷணம் நாஸ்தி பாரியாக்கு ஒய்ஃபுக்கு ஈக்குவலாக சரீரத்தை தோஷணம்னா உங்களுக்கு வந்து சந்தோஷத்தை கொடுக்கறவா யாரும் கிடையாது nobody is there to give happiness to your body other than your wife பாரியா அப்படிங்கிறது பாரியையா பாரியாங்கிறது ஒய்ஃப் பாரியையா சமம் இதுவும் சமஸ்த பதத்துல இருக்கு சரியா தோஷகானாலே சந்தோஷகான்னு அர்த்தம் அதனால சிவனுக்கு வந்து ஆசு பேரு ஆசுனா சீக்கிரம்னு அர்த்தம் சீக்கிரமா சந்தோஷம் அடைஞ்சிருவார் டக்குன்னு வரத்தை கொடுத்துட்டு மாட்டின்னு விடுவார் ஆசு தோஷகான்னு பேர் அவருக்கு வித்யாசமம் சரீர பூஷணம் நாஸ்தி வித்யைக்கு சமமாக வித்யைக்கு சமமாக ஷரீர பூஷணம் ஷரீரத்துக்கு ஒரு ஆர்னமெண்ட் நாஸ்தி there is nothing the embellishes your body other than your knowledge or education புரியுறதா கிளியரா இருக்கா அடுத்தது நது கங்கணேன நது கங்கணேன ஸ்நானேன சுத்திஹி நது சந்தனேன திருப்திஹி நது போஜனேன ஞான ஞானேன யுக்தி இல்ல இல்ல ஞானேன முக்திஹி வச்சுக்கோ யுக்திஹி வேணாம் மூ மாத்திக்கோங்க உங்க ஞானேன முக்திஹி நது முண்டனேன சரியா என்ன அப்படின்னா தானேன பாணிகி நத கங்கணேன கையின் அர்த்தம் பாணிகி தானேன அலங்கிரியதே நது கங்கணேன கையானது தானம் பண்றதுனால தானம்னா ஆம்ஸ் ஏஎல்எம்எஸ் தானம் பண்றதுனால அழகா இருக்கே வரிய கங்கணம் போட்டு இருக்கிறதுனால உன்னோட கை அழகா இருக்காது மத்தவாளுக்கு வந்து நீ தானம் பண்ணும் போதுதான் அதனுடைய அழகு தெரியும் நமக்கு சரியா வெறும் கங்கணம் போட்டுண்டு இருக்கிறதுனால அதனுடைய அழகு பரிமளிக்காது ஸ்நானேன சுத்திகி நது சந்தனேன சுத்திகி ஸ்நானேன பவதி குளிக்கிறதுனாலதான் சுத்தி வருமே வழிய குளிக்காம வெறும் சென்ட் அடிச்சுட்டு போனா வராது சந்தனேன சுத்திஹீன பவதி சந்தனத்தினால சுத்திங்கிறது வராது ஸ்நானம்ங்கிறதே தலை கூட்டுண்டாதான் ஸ்நானம் தெரியுமா தலையில இருந்து ஜலம் விட்டுக்கணும் அது பேர் தான் ஸ்நானம் வெறும் உடம்புக்கு ஸ்நானம் பண்றது ஸ்நானம் கிடையாது குளியல் அது சோ சுத்திஹி ஸ்நானேன பவதி நது சந்தனேன சுத்திங்கிறது ஸ்நானத்தினால வர்றதை வழிய சந்தனம் பூசிக்கிறதுனால வரப்போறது இல்ல மானேன திருப்திகி நது போஜனேன நமக்கு திருப்தி எதனால சாட்டிஸ்பாக்சன்ங்கிறது எதனாலன்னா நம்மளுடைய மானம் காப்பாத்த when we hold our self esteem நமக்குன்னு ஒரு சுயமரியாதை இருக்கு இல்லையா அதனாலதான் நமக்கு வந்து திருப்தி வருமே வழிய நது போஜனேன சாப்பாட்டுனால வரப்போறது இல்ல we get a contentment only by having our self esteem or self pride போஜனம் சாப்பிடுறதுனால இல்ல ஞானேன முக்திகின்னு வச்சுக்கோங்க யுக்திகின் இருக்கு ஞானத்தினாலதான் முக்தியே வழிய நது முண்டனம் முண்டனம்னா மொட்டை அடிச்சுக்கிறதுன்னு அர்த்தம் வெறும்னா ஒருத்தர் மொட்டை அடிச்சுட்டு சன்னியாச சன்னியாச வேஷம் போட்டு உட்கார்ந்தா முக்தி வந்துருமா இன்னும் வந்து கதவை பூட்டி தாப்பாழ இழுத்து பார்க்க மாட்டோமான்னு தோணும் அப்புறம் எங்க சன்னியாசம் இல்லையா சோ ஞானேன முக்தி ஞானத்தினாலதான் முக்தி வருமே வழிய வெறும்ன காஷாயம் போட்டுண்டு தலைக்கு மொட்டை அடிச்சுன்றதுனால முக்திங்கிறது வராது புரியுறதா ஆஹ் சோ ஞானேன முக்தி நது முண்டனேன அடுத்தது கடைசியா உஷா மேடம் படிங்க येषां न विद्या न तपो न दानं ज्ञानं न शीलं न गुणो न धर्मः ते मृत्युलोके भुवि भारतभूता भारभू- பாரபூதாக ஏன் பாரத பூதாக भारभूता मनुष्यरूपेण मृगाश्च च- चरन्ति ஆஹ் ஏஷாம் ந வித்யா ந தபோ ந தானம் ஞானம் ந சீலம் ந குணோ ந தர்ம தே மிருத்யுலோகே புவிபார பூதா மனுஷ்ய ரூபேண மிருகாச்சரந்தி என்ன அப்படின்னா யாருக்கு ந வித்யா படிப்பு இல்லையோ ந தபஸ் ஒரு பெனான்ஸ் ஒரு மெடிடேஷன் இல்லையோ ந தானம் மத்தவாளுக்கு தானம் கொடுக்குறோங்கிற எண்ணம் இல்லையோ ஞானம் நாலேஜ் அக்வயர் பண்ணிக்கலையோ ஷீலம் குட் காண்டக்ட் இல்லையோ குணகா நல்ல குணங்கள் இல்லையோ தர்மம் தர்ம வழியில புத்தி இல்லையோ அவெல்லாம் எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா தே மிருத்யுலோகே புவி பாரபூதாகா மிருத்யுலோகம்ங்கிறது நம்மளோட இந்த பூமி நான் இங்க பிறந்தாதான் செத்து போவான் சரியா அதனால இதுக்கு பூலோகத்துக்கு மிருத்யலோகம்னு மிருத்யுலோகம்னு பேரு தே அப்படிப்பட்ட தே ஜனாகா மிருத்யுலோகே இந்த பூலோகத்துல புவி இந்த பூமியில் பாரபூதாகா பாரமாக இருக்கிறார்கள் தே பாரபூதாகன்னு அர்த்தம் புவி பாரபூதாகா சரியா புவிங்கிறது உங்களுக்கு பூஹுங்கிறது பிருத்வி பூமின்னு அர்த்தம் ஸ்ரீலிங்கம் ஊகார அர்த்தம் பூஹு புவஹு புவஹா புவிங்கிறது சப்தமியில இருக்கு பூமியில் பாரபூதா முத்தியுலோகே புவி பாரபூதாக அப்புறம் என்ன அப்படின்னா மனுஷ ரூபேன மிருகாகா சரந்தி அவ எப்படி இருக்கான் அப்படின்னா மனுஷ ரூபம் எடுத்துட்டு இருக்கிற ஒரு மிருகம் வந்து சஞ்சாரம் பண்ற மாதிரி இருக்கான் man in the body of an animal அந்த மாதிரி இந்த லோகத்துல இருக்கா இதெல்லாம் இல்லாதவன் ஏன்னா மிருகத்துக்கு வித்யாவும் கிடையாது தபஸும் கிடையாது தானமும் கிடையாது ஞானமும் கிடையாது சீலமும் கிடையாது குணமும் கிடையாது தர்மமும் கிடையாது மனுஷனும் அவன மாதிரி இருந்துட்டா is as as much as equal to an animal மனுஷ ரூபேன மிருகாக சரந்தி ஒரு மனித ரூபத்துல ஒரு மிருகம் சஞ்சாரம் பண்ற மாதிரி அவெல்லாம் இந்த பூமி லோகத்துல இருக்கிறது சரியா இருக்கா அடுத்தது படிமா भर्ता च भार्या च सुता सुताश्च यस्मिन् कुटुम्बभारं स- सदृशं व- वहन्ति ஆஹ் ந ஜாது मतयो भवन्ति त- तदुत्तमं राष्ट्रमुदाहरन्ति ஆஹ் எந்த எந்த ராஷ்டிரம் வந்து உத்தமம் ராஷ்டிரம் உதாகரந்தினா எக்ஸாம்பிளா திகழுமோ உதாரணமாக திகறது உதாகரந்தின்னு அர்த்தம் எது உத்தமம் ராஷ்டிரம் எந்த ஒரு நாடு வந்து உத்தமமான நாடு அப்படின்னு கன்சிடர் பண்ணப்படும் அப்படின்னா எந்த நாட்டுல பர்த்தானா ஹஸ்பண்ட் பாரியான ஒய்ஃப் சுதாகான பிள்ளைகள் எஸ்மின்னு குடும்ப எந்த பாரத எந்த தேசத்தில் பர்த்தா பாரியா சுதாகா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் குழந்தைகள் எல்லாரும் குடும்ப பாரம் குடும்பத்தினுடைய பாரத்தை சதுருஷம் வகந்தி அப்படின்னா ஈக்குவலா ஸ்பிளிட் பண்ணிக்கிறாளோ ஆர் ஒரு சேம் மைண்ட் செட்டோட குடும்பத்தை ரன் பண்றாளோ ஒருத்தர் வந்து நிறைய ஸ்பெண்ட் பண்ணணும் ஒருத்தர் நிறைய ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம் ஒருத்தர் வந்து டிவி வாங்கலாம் டிவி வேஸ்ட் அப்படிங்கிற முன்னும் பின்னுமா கருத்து இருக்க இல்லாம ஒரே ஒரு மைண்ட் செட்டோட அண்டு ஒர்க்கையும் ஈக்குவலா பாரத்தை வந்து சதுருஷம் ஈக்குவலா ஷேர் பண்ணிக்கிறாளோ வகந்தினா கேரின்னு அர்த்தம் சரியா ந நானா மதையா பவந்தி அன் மேலும் என்ன ஜாத்து ந ஜாத்து அப்படின்னா நெவர்னு அர்த்தம் எப்பயுமே அவ வந்து நானா மதையாக ந பவந்தி டிஃப்ரெண்ட் மத்தினா புத்தின்னு அர்த்தம் மதையாகனா ஐடியாஸ் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா அதான் இப்ப நான் சொன்னேனே முன்னும் பின்னமா கருத்துக்களை சொல்லாம ஒரே ஸ்ட்ரீம் லைன்டா இதுதான் நம்ம டிசைட் பண்ண போறோம் இதுதான் நம்ம பண்ண போறோம்னு எந்த ஒரு ஃபேமிலி எந்த ஒரு நாட்டுல இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி இருந்ததுன்னா அதுதான் தது உத்தமம் ராஷ்டிரம் உதாகரந்தி அததான் உத்தமமான ஒரு ராஷ்டிரம்னா நாடு அத எக்ஸாம்பிளா கொடுக்கறா சரியா இதோட சுபாஷிதானிங்கிற லெசன் முடிஞ்சு